அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்புக்குரிய சோதரர்களே அறிஞர் இபுனுல் கைம் ரோமஹுல்லா அவர்கள் தன்னுடைய இகாசத்துல் லஹ்ஃபான் மிம் மசாயிதி ஷேத்தான் என்கின்ற சிறப்பான நூலிலே நட்பு என்பதற்கு ஒரு சிறப்பான விளக்கத்தை தருகிறார்கள் உன்னை ஆறு நிலைகளிலிருந்து ஆறு நிலை நோக்கி உயர்த்தினால் அதுதான் உன்னதமான நட்பு நீ யாரோடு பழகியதற்கு பிறகு உன்னுடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதல்ல ஏற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றனவோ அவர்கள்தான் உண்மையான நண்பர்கள் அந்த ஏற்றம் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை அளவிடுவதற்கு ஆறு வகையான அளவுகோல்களை அறிஞர் இபுனுல் கைம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போது பார்ப்போம் மின சக்கி இலல் யகீன் ஈமானில் உனக்கு எந்த எந்த பகுதிகளிலெல்லாம் ஐயங்கள் இருந்தனவோ அந்த ஐயங்கள் இருந்த பகுதியெல்லாம் உனக்கு உறுதியை நோக்கி திடமான உறுதியை நோக்கி நீ உயர்ந்திருப்பாய் அந்த பகுதிகளிலெல்லாம் ஒன்று இரண்டாவது ஓ மினர் ரியா இ இலல் எஹ்லாசி உன்னுடைய வணக்க வழிபாடுகளிலே முகஸ்துதியும் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணமும் கலந்திருக்கும் அதிலிருந்து மீண்டு நீ இஹ்லாஸ் என்கிற உள தூய்மையை நோக்கி உயர்ந்திருப்பாய் ஒமினல் கஃப்லத்தி இல விக்ரி இறைவனை நினைவு கூறுவதிலிருந்து நீ கவனக்குறைவாக இருந்திருப்பாய் நீ இந்த நண்பர்களோடு பழகியதற்கு பிறகு இறைவனை அவ்வப்போது நினைவு கூறிக்கொண்டே இருப்பாய் ஒமினர் ரகுபத்தி ஃபித் துன்யா இல ரகுபத்தி ஃபில் ஆஹிரா இவர்களிடத்தில் பழகும் முன்னர் நீ உலக ஆசையிலே இருந்திருப்பாய் இவர்களிடம் பழகிய பின்னர் ஆகிரத்தை நீ நேசிக்க ஆரம்பித்திருப்பாய் ஒமினல் கிபிரி இல தவாதொழி இவர்களிடத்திலே பழகும் முன்னர் நீ ஆணவக்காரனாக இருந்திருப்பாய் பெருமை அடிக்கக்கூடியவனாக இருந்திருப்பாய் பழகிய பின்னரோ நீ பணி உடையவனாக மாறியிருப்பாய் ஒமின் சு இன் நியத்தி இல நசுயஹத்தி இவர்களிடத்திலே பழகும் முன்னர் உன்னுடைய சில காரியங்களிலே நீ கெட்ட எண்ணத்தோடு இருந்திருப்பாய் இவர்களிடத்திலே பழகிய பிறகு நீ தூய எண்ணம் உள்ளவனாக பிறருக்கு கூட அறிவுறுத்தலை செய்யக்கூடிய அளவிலே நீ மாறியிருப்பாய் எல்லோருக்குமே நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவனாக மாறியிருப்பாய் இப்படி ஆறு நற்குணங்களை நோக்கி உன்னை யாருடைய நட்பு உயர்த்துகிறதோ அவர்களே சிறந்த நண்பர்கள் என்று இபுல் கைம் ரோமஹுல்லா அவர்கள் தன்னுடைய இகாசத்துல் லஹஃபான் என்கிற நூலிலே சொல்லி காட்டுகிறார் வாகிறது அவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمة الله وبركاته الله الله الله